வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜனவரி லெவன்த் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் தேர்ட்டி டூ ஆகுது இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா thirty eight thousand three eighty three ninety இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் மேலே வந்து ரைஸ் ஆகி ஏறி வந்துக்கிட்டு இருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அதாவது பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கால்ஸ் வந்து வரும் அதுவும் கேண்டில்னுடைய கலரோட ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் நமக்கு வந்து ஒரு பை கால் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னோன்னே நமக்கு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும் போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு buy at thirty eight thousand three ninety அப்படின்னு சொல்லிட்டு பை பைக்கால் வந்து வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் நமக்கு இதில் என்ட்ரி பாயிண்ட் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா thirty eight thousand three ninety first target பார்த்தீங்கன்னா thirty eight thousand four eighty six so இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து ஷோ பண்ணுது நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த தேர்ட்டி எயிட் ஃபோர் எயிட்டி சிக்ஸுங்கல நம்ம thirty eight five hundred range கிட்டக்க இருக்கும் so thirty eight five hundred பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் இருக்கும் ஸோ நமக்கு தேர்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டக்க போகையில் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது அதே சான்சஸ் இருக்குது இப்போதைக்கு தேர்ட்டி எயிட் ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்குது ஸோ எப்பயுமே ஒரு ரவுண்டாக இருக்க ரேஞ்ச் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் எப்படி நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஒரு வீடியோ பார்த்தோம் அதில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த thirty eight thousand break out பண்ண ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு ஃப்ரைடே எப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே இன்றைக்கி thirty eight five hundred range வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது so thirty eight five hundred break out பண்ணுதா thirty eight five hundred reach out ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு நமக்கு தேர்ட்டி எயிட் த்ரீ நைன்ட்டியில் வந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக மேலே ஏறிட்டு இருக்கு தேர்ட்டி எயிட் ஃபோர் டென் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போகுது நமக்கு த்ரீ நைன்ட்டிக்கு மேலே இப்போ போகிறதுனால நமக்கு தேர்ட்டி எயிட் ஃபோர் ஹண்ட்ரடே இப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது so thirty eight four hundred ஒரு சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் ஏறி thirty eight five hundred break out பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சார்ட்டில் அதே மாதிரி தான் கேண்டலுடைய கலர் ஒன்ஸ் ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கேண்டில் கலர் எல்லாமே சேமாகவே இருக்கும் இப்போ பை ட்ரெண்டுன்றனால உங்களுக்கு கேண்டலுடைய கலர் ஃபுல்லாக க்ரீன் கலரில் தான் வரும் பட் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஓப்பன் ஆகும் ஸோ நம்ம கேண்டில் ஓப்பன் பாயிண்ட்லேயே வந்து தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத அந்த சார்ட் படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் இது எப்படி வந்து ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் நீங்கள் எவ்ரிடே இந்த மாதிரி ஜஸ்ட் இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை வந்து பார்ப்பீங்க பார்க்கும்போது ஓகே கேண்டில்னுடைய கலர் இப்போ என்ன இருக்குது க்ரீன் கலர் அப்போ நம்ம இப்போ ஃபியூச்சரை பை பண்ணலாம் இல்லாட்டினா கால் ஆப்ஷனில் ஒரு லாட் பை பண்ணலாம் இப்போ ஃபியூச்சர் வாங்கினா எங்கே வாங்கலான்றதுக்கு buy at thirty eight three நைன்ட்டின் போட்டிருக்கு so thirty eight thousand three நைன்ட்டியில் நம்ம வந்து ஃபியூச்சரை ஒரு லாட் பை பண்ணலாம் அதே மாதிரி டார்கெட் எய்ம் பண்ணால் எங்கே எய்ம் பண்ணலான்றதுக்கு thirty eight four eighty six so ஒரு ஃபஸ்ட் டார்கெட்னா எங்கே வச்சுக்கலாம் செகண்ட் டார்கெட்னா எங்கே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நார்மலான சார்ட் ரன் ஆகிற மாதிரியே தான் ரன் ஆகும் பட் இது ரன் ஆகிட்டு இருக்கையிலே மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் வர மாதிரியும் கால்ஸ் வர மாதிரியும் நாங்கள் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் மேலே ஏரியாவில் பை கால் வர மாதிரியும் அதே கீழே இறங்குற மாதிரி இருந்தால் செல் கால் வர மாதிரியும் நாங்கள் ஒரு certain level of break out இதில் செட் பண்ணி வச்சுருக்கோம் அதுபடி இதில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இப்போதைக்கு வந்திருக்க அந்த கால் இந்த டென் தேர்ட்டி த்ரீக்கு வந்திருக்கு வந்திருக்க அந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுறதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் டுவெண்ட்டி எயிட் ஆகுது ஸோ டுவெண்ட்டி நைன் அந்த டைம் ஆகுது இப்போ தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி நமக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது இந்த நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ப்ராஃபிட் வந்து அச்சீவ் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் அதாவது மோர் தென் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் எடுத்துருச்சு இந்த டார்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இப்போ ஓப்பனிங் கூட காட்டுறோம் நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆன ஹேல தேர்ட்டி எயிட் ஃபோர் ஹண்ட்ரட்ல வந்துச்சு பட் தேர்ட்டி எயிட் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் போக ஆரம்பிச்சிச்சு ஸோ நமக்கு இப்போ வந்து தேர்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது கரெக்டாக இப்போ பாருங்கள் thirty eight eight five hundred so கரெக்டாக thirty eight five hundred range பார்த்தீங்கன்னா ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு மார்க்கெட் நமக்கு இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடே வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் பட் அதுக்கு கீழே மார்க்கெட் வந்து ட்ரேடிங் வந்தோன்னே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு கீழே தான் வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு ஒரு டென் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த டைம்லலாம் after eleven o'clock market rise ஆனதில் தான் நமக்கு டக் டக்குன்னு மார்க்கெட் மேலே வந்து தேர்ட்டி எயிட் ஃபோர் எயிட்டி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு அடுத்து தேர்ட்டி எயிட் ஃபோர் எயிட்டியில் தான் லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ரேடிங் போச்சு அடுத்து இப்போ தான் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு ரைஸ் ஆகி தேர்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து பண்ணுது bank Nifty weekly option thirty eight thousand call option so நமக்கு வந்து பைக்கால் வந்துச்சு அப்படின்றதுனால கால் ஆப்ஷன் பார்க்குறோம் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோர் செவன்ட்டி ரேஞ்சில் பைக்கால் வந்து வந்துச்சு வந்தது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடிங் வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி ரேஞ்ச் தான் போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணி அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா ஃப்யூச்சர் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ்னுடைய மூவ்மெண்ட் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு ஒரு டென் தேர்ட்டிக்கு அப்புறம் கிடச்ச அந்த பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்றது தான் பார்த்தோம் நம்ம உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ